வணக்கம் ஒரு விவசாயி தன் நிலத்தை உழுவதற்காக ஒரு குதிரையை வச்சுருந்தார் ஒரு நாள் அந்த குதிரை மலைப்பகுதிக்கு தப்பி ஓடி போயிடுச்சு ஊர் மக்கள் விவசாயியை சந்தித்து ஆறுதல் சொன்னாங்க அந்த குதிரை விவசாயம் செய்கிறதுக்கு உனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததே இப்படி ஓடி போயிடுச்சு எல்லாம் உன் கெட்ட நேரம்தான் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க கெட்ட நேரமா நல்ல நேரமான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் காணாமல் போன குதிரை திரும்ப வந்துடுச்சு கூடவே மலைப்பகுதியிலிருந்து பல காட்டு குதிரைகளை கூட்டமாக கூட்டிகிட்டு வந்தது எவ்வளவு காட்டு குதிரைகள் வந்திருக்கு உனக்கு நல்ல நேரம்தான் அப்படின்னு ஊர் மக்கள் விவசாயிக்கிட்ட சொன்னாங்க நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார் ஒரு நாள் விவசாயியோட மகன் ஒரு காட்டு குதிரைக்கு நிலத்தை உழுவதற்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான் எதிர்பாராத விதமாக அவன் கீழே விழுந்து காலை உடச்சிக்கிட்டான் பாவம் உனக்கு கெட்ட நேரமாக இருக்கே ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு ஊர் மக்கள் விவசாயிக்கிட்ட சொன்னாங்க கெட்ட நேரமாக நல்ல நேரமான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த விவசாயி சொன்னார் சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த நாட்டோட இராணுவத்தினர் அவங்க கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் இராணுவத்தில் சேர்த்துட்டாங்க விவசாயி மகனுக்கு கால் உடஞ்சிருக்கிறதுனால அவனை விட்டுட்டாங்க உனக்கு நல்ல நேரம் தான் அதனால தான் உன் பையன் இராணுவத்தில் சேராமல் தப்பிச்சிட்டான் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க வழக்கம் போல் விவசாயி நல்ல நேரமாக கெட்ட நேரமான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் விவசாயி சரியாக தானே சொல்கிறாரு நல்ல நேரமாக கெட்ட நேரமான்னு யாருக்கு தெரியும் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் நடக்குது என்ன காரணம் அப்படின்றது அப்போ நமக்கு தெரியாது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் தெரியும் சில சமயங்களில் கடைசி வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னே தெரியாது ஆனால் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்